குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஆல்ரெடி நம்மளுடைய மக்களுடைய வேண்டுகோள் இணங்க வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் நிறைய பேர் நிறைய நாடுகள்லேருந்து கேட்குறீங்க ஆனால் அடுத்தடுத்து வாய்ப்புகள் இருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது ஏன்னா மலேசியாவோட ப்ரோக்ராமை தொடர்ந்து மலேசியாவை கடந்து மற்ற நாடுகள் இருக்க எங்கள் ஊர்லேயும் வந்து ப்ரோக்ராம் பண்ணுங்கள் எங்கள் ஊர்லேயும் வந்து ப்ரோக்ராம் பண்ணுங்கள் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதை தொடர்ந்து அடுத்து வாய்ப்பு இருக்கும்போது அடுத்த நாடு எங்கே அப்படின்றத நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் இப்போ அதற்கு இடையில வந்து எல்லா இடத்துலையும் வந்து மக்களுக்கு வந்து இந்த தேவை என்பது இருக்கிறது என்ன தேவை இந்த ஞானத்தை சென்றடைய வேண்டும் ஏன் ஞான ஞானத்தை சென்றடைய வேண்டும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் இந்த தெளிவை பெற்று இந்த தெளிவுனா நான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலியமாக கிடைக்கக்கூடிய தெளிவுன்னு கிடையாது ஞானம் என்பது என்ன இறைவனின் சொத்து இறைவனின் சொத்து யார் மூலியமாக வந்தாலும் இறைவனின் சொத்து இறை சொத்து தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அந்த வகையில் ஏதோ ஒரு யோக பயிற்சி ஆனால் சக்தி வாய்ந்த யோக பயிற்சியை நீங்கள் தீட்சை பெற்று பயிற்சி செய்து கொண்டே வரும்போது வாழ்க்கையை பற்றிய புரிதல் கிடைக்கும் மனத்தெளிவு கிடைக்கும் மனத்தெளிவை கடந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணத்தெளிவும் கிடைக்கும் அது மனசுக்கும் பணத்துக்கு என்னப்பா சம்மதம் கேட்டிங்கன்னா மனத்தெளிவு தான் பணத்தெளிவு மனத்தெளிவு தான் பொருளாதார தெளிவு மனத்தெளிவு தான் வாழ்க்கைக்கு உண்டான தெளிவு மனத்தெளிவு தான் ஆன்மீக தெளிவு மனத்தெளிவு தான் இறை தெளிவு ஸோ மனம் கிளியர் ஆகிடுச்சுன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும் அதனால தான் அகத்தியர் மனமுது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொன்னார் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அடுத்த நிகழ்ச்சியாக நேரடி வகுப்பு வந்து எங்கே அனௌன்ஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது இருபத்தொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோயம்புத்தூரில் ஒரு நாள் வகுப்பும் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மதுரையில் ஒரு நாள் வகுப்பும் இந்த மாதமே கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதமே இரண்டு நேரடி வகுப்புகளை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் முதல் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி வகுப்பு வந்து இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோயம்புத்தூர்லேயும் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மதுரையிலும் ஒரு நாள் வகுப்பு அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ மதுரை மற்றும் கோயம்புத்தூர் இதை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நபர்கள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பில் கலந்து கொண்டு நேரடி தீட்சை பெற்று உங்கள் வாழ்வை சிறப்பாக வாழலாம் ஒரு சின்ன ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தோணக்கூடியது தான் என்னென்னா அப்படி பயிற்சி பெறதுனால என்ன நடக்க போகுது பயிற்சி பெற்றவங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஏகப்பட்ட ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க மனம் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்கு எல்லாத்தையும் கடந்து மன சூழ்நிலை வாழ்க்கை சூழ்நிலை இது எல்லாத்தையும் கடந்து இறைவனுக்கும் அவர்களுக்கும் உண்டான தொடர்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றது இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதுபோல் உங்கள் வாழ்வையும் சிறப்பாக மாற்றி அமைக்க கஷ்டங்கள் இப்போ ஞானம் பெற்றுட்டால் கஷ்டமே வராதான்னு கிடையாது கஷ்டங்களாகவே அது உங்களுக்கு தெரியாது அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி விடுபட்டு ஒரு மிக சிறந்த வாழ்வை அடைய முடியும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பரம்பொருள் யோகம் வகுப்பு ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி காண்டாக்ட் பண்ணி நம்மளுடைய உங்களுடைய வருகையை முன்பதிவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்